ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்குறது வந்து மதர் போர்டில் முக்கியமாக இருக்கிற இந்த சிப் ரெண்டை பற்றி அது என்ன சிப்புன்னு சொல்லி சொன்னால் north bridge and south bridge முதல்ல நான் பேசுகிறேன் இந்த சவுத் பிரிட்ஜ் பற்றி சவுத் பிரிட்ஜில் IO input output BIOS IDE sound card VGA PCI இது எல்லாத்தையும் இந்த கண்ட்ரோல் பண்ணி ப்ரொசஸ் பண்ணுறது வந்து சவுத் பீச் தான் இங்கே எத்தனை இருக்குதுண்டா one two three four five six இந்த ஆறையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த சவுத் பீச் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சு நார்த் பீச்சுக்கு அனுப்புறது நார்த் பிரிட்ஜால் இந்த ரேம் அண்ட் பிசிஐயை கண்ட்ரோல் பண்ணி சிபியுக்கு அனுப்புது இப்போ வர புதுசாக வர போர்டு வரல இந்த நார்த் நார்த் பிரிட்ஜ் இல்லை இந்த ரேம் எம் பிசிஐ சிபியோ கண்ட்ரோல் பண்ணுறது ஆனால் இந்த சவுத் பிரிட்ஜ் இதால் இந்த சவுத் பிரிட்ஜ் இன்னமும் இருக்குது இதால் என்ன பண்ணுறேன்டாக்க இன்புட் அவுட்புட் அப்படின்டாக்க நான் கீபோர்டால் இந்த கீ கீபோர்டால் டைப் பண்ணி இன்புட் டெஸ்க்டாப் இல்லாட்டி லேப்டாப்க்கு இன்புட் பண்ணுற இந்த டேட்டாஸ்க்கு சொல்கிற இன்புட்டுன்னு சொல்லி அடுத்தது மவுஸ் ஆலன்சர் கிளிக் பண்ணுறது அதுவும் இன்புட் தான் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது அது இன் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறது அது அவுட்புட் அது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த அவுட்புட் அவுட்புட் இன்புட்டால் இந்த செய்யும் அதுவரையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சவுத் பிரிட்ஜ் அடுத்தது பயோஸ் பயோஸ்ன்னு சொல் சொன்னாக்க இந்த கம்ப்யூட்டரில் இந்த பேசிக்காக மத போர்டில் பேசிக்காக ஒரு இந்த பவ அந்த பவர் ஒன் பண்ணுறதுக்கு சரி என்ன சரி யூஸ் பா பார்க்குறதுக்கு இந்த கொம்போனன்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த பயோஸ் இருக்குது இந்த பயோஸில் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னாக்க இந்த மதர் போர்டுக்கு என்ன சரி ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி என்ன சரி கனெக்ட் பண்ணிதான்னு சொல்லி செக் பண்ணுறி அடுத்தது ரேம் எத்தனை கனெக்ட் பண்ணிதுன்னு சொல்லி செக் பண்ணுறி என்ன ப்ராசர் கனெக்ட் பண்ணின்னு சொல்லி மவுண்ட் பண்ணின்னு சொல்லி செக் பண்ணுறேன் அடுத்தது இந்த பயோஸில் time and date and settings அதோட ஞாபகம் வச்சுக்கொண்டிருக்கிறேன் இந்த பயோஸில் அந்த settings settings same time and டேட்டையும் நினைவு வச்சுக்கொள்றதுக்கு சீமோஸ் என்ற ஃபீச்சர் ஹெல்ப் பண்ணுது என்று சொல்லி சொன்னாக்கா இந்த மதபோர்டு பார்த்துக்கிறீங்கன்னாக்கா அதுவல்ல பேட்டரி உண்டு சின்ன பேட்டரி உண்டு அந்த பேட்ரிக்கு தான் சிமோஸ் பேட்ரின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த பேட்ரியில் இருக்கிற எலக்ட்ரிக் பவரால் தான் அந்த பயோஸில் time and date and setting save ஆகிக்கும் அடுத்தது இந்த மெஷின் ஆன் பண்ண போக்கில் போஸ்ட்ன்னு சொல்லி ஒன்று ரன் ஆகும் பவர் ஒன் செல்ஃப் டெஸ்ட் அது அது எப்படின்டா என்னண்டாக்க மிஷின் ஆன் பண்ண போக்கில் இந்த விண்டோஸ் லோட் ஆகிறதுக்கு வந்து இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் போஸ்ட்ன்றது ரன் ஆகும் அதால் அந்த போஸ்ட்டுன்றது வந்து அவன் இந்த அவனோட இந்த மதர் போர்டில் எல்லாம் சரி எல்லாம் ஓகேவா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஓகேவா இருந்தால் ஒன் பண்ணுறி ச ஓகேவா இல்லைண்டாக்கா மிஷின் ஒன் ஆகும் மிஷின் ஒன் ஆகிட்டு என்ன சரி பீ பொண்டு இல்லாட்டி இன் லைட்ஸ் இண்டிகேட் பண்ணும் ஆனால் டிஸ்பிளே தராது அந்த இன்னும் சரி ஒன்று பிள்ளையாக இருந்தாலும் மதர் போர்டில் அது அந்த அந்த ப்ரொசீஜர்ஸோடு வந்து போஸ்ட் அவன் செல்ஃப் டெஸ்ட் அடுத்தது அவ்வளோ தான் இந்த பயோஸில் செய்கிறேன் அடுத்தது நான் பார்க்க போகிறேன் ஐடிஇ e. இந்த ஐடிஇன்னு e சொல்லி சொன்னாக்க இந்த மதர் போர்ட் சிடி மதர் போர்டில் சிடி ரோம் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற போர்ட் தான் இந்த ஐடிஇ இந்த ஐடி என்று வந்து இந்த முந்தி இருந்த சாட் இருந்த இந்த சாட்டை வாரத்துக்கு முந்தி பாவித்த போர்ட்ஸ் தான் இந்த ஐடி என்று ஹார்ட் டிஸ்க் சீடும் அதுவும் கனெக்ட் பண்ணுறது ஐடி போகிற சாட்டை வச்சு தானே இந்த சாட்டவும் கொண்டு பண்ணிட்டு இந்த சவுத் பிரிட்ஜாக தான் அடுத்து சவுண்ட் கார்டு இந்த சவுண்டு தானே இப்போ வார இப்போ வார மத போர்டு இல்லை சவுண்ட் இன்பில்ட் மதர்போர்டில் இன்பில்ட்டாக இருக்கும் அதே இந்த சவுண்ட் பிரிட்ஜால் இந்த கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் சரியாயிண்டு செக் பண்ணி நார்த் பிரிட்ஜுக்கு அனுப்புகிறேன் நார்த் பிரிட்ஜால் சிபியூக்கு அனுப்புகிறேன் அடுத்தது விஜிஏ விஜிஏண்டாக கம்ப்யூட்டர்லேயே தானே வீடியோ நாங்கள் பார்க்குறது தான் மொனிட்டரில் ஒரு விஷுவல் உண்டு அது இந்த ஆள் தான் எங்களுக்கு காட்டுது ஹெச்டி ஹெச்டி வீடியோ அந்த மாதிரி காட்டுது அந்த வி விஜேண்டாக்க இந்த நான் பிசிஐஇ கார்டில் பிசிஐஇயில் கனெக்ட் பண்ணுறது தானே நான் விஜிஏ கார்டு அது ஒரு அந்த விஜிஏ கார்டையும் கார்டு நோர்த் பிரிட்ஜில் நான் வேலையாக அடிக்கிறது நோர்த் பிரிட்ஜில் இந்த கண்ட்ரோல் பண்ணும் நாங்கள் இந்த விஜே கார்டு போடிங்கிறது பாவிக்கிரை தானே அதுவரை சவுத் பீச் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்தது பிசிஐஇ பிசிஐ e. இந்த பிசிஐ வந்து அந்த பிசிஐஇ மாதிரி தான் பிசிஐ வந்து இந்த நெட்ஒர்க் ஹார்டுவேர் அதுவரை யூஸ் பண்ணுறது இந்த அதுவோல் பார்க்குற அதுவோல் கனெக்ட் பண்ணுற இந்த ஸ்லோட்டோனு தான் பிசிஐன்ற இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு சவுத் பிரிட்ஜ் நார்த் பிரிட்ஜு அந்த சிக்னல் அனுப்புகிறேன் நார்த் பிரிட்ஜால் சிபிக்கும் சிக்னல் அனுப்புகிறேன் நார்த் பிரிட்ஜ் அது மட்டுமா செய்கிறேன்டா இல்லை அது மட்டும் இல்லை செய்யுது நார்த் பிரிட்ஜ் செய்கிற அந்த ரேம் ரேண்டம்லி ஆக்சஸ் மெமரி இந்த ரேமில் செய்கிற இந்த ரேமில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்க ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி எஸ்எஸ்டி கனெக்ட் தானே இதுவரில் இந்த இருக்கிற டேட்டாவை ரேண்டம்லி அக்சஸ் பண்ணுறேன் நான் நான் என்ன நான் போய் மிஷின் ஆன் பண்ண போகல போட் ஆகி வாரத்துக்கு ஒன்றா விண்டோஸ் லோட் ஆகி வாரத்துக்கு இந்த தேவையான ஃபைல்களை அக்சஸ் பண்ணுறேன் அது ஒன்றா வந்து பிறகு பாஸ்வேர்டை டைப் பண்ண போகல டைப் பண்ண இந்த டைப் பண்ணுற லெட்டர்ஸ் அக்சஸ் பண்ணுறேன் அடுத்து விண்டோஸ் லோடாக இந்த வெல்கம்னு சொல்லி வர போகல இந்த வா இந்த வெல்கம் லோட் ஆகிறதுக்கு தேவையான ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணுறேன் எல்லாம் செய்கிற இந்த ரேம் தான் இந்த ரேமையும் கண்ட்ரோல் பண்ணி சிபியூக்கு கொடுக்குறது வந்து நார்த் பிரிட்ஜ் அடுத்தது பிசிஐஇ பிசிஐஇன்னு சொல்லி சொல்கிறது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு அது விஜே விஜே கிராஃபிக்ஸ் ரெண்டும் ஒன்று தான் இதுவரை கண்ட்ரோல் பண்ணி சிபியூ கொடுக்குறது வந்து நார்த் பிரிட்ஜ் தான் ஏனென்றால் பிசிஐக்கு வேறு க்ரா கிராஃபிக்ஸ் கார்டு அடிக்கிற ஏன்னென்றாக்கா க்ரே கேம்ஸ்க்கு வந்து நிறைய கிராஃபிக்ஸ் தேவைப்படும் ஏனென்றால் அது HD full HD graphics full HD graphics அதுவரை யூஸ் ஆகுறனால அதோட கேம்ஸ் அதுவரை யூஸ் ஆகுறனால கிராஃபிக்ஸ் மோ தென் தேவைப்படும் அதுக்கு நாம் வேறையாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ப்ளக் பண்ணி தான் பாய்ச்சி பாய்க்கணும் அடுத்தது இந்த ஆட்டோ கேட் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ் அது அவங்களுக்கும் இந்த கிராஃபி இந்த கிராஃபிக்ஸ் தேவைப்படும் அப்படி கிராஃபிக்ஸ் தேவைப்பட போகல அவங்களும் வேறு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ப்ளாக் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற இதுவரையும் நோட் பீச்சால் கண்ட்ரோல் பண்ணி சிபியூ கணக்கு